இல்லை நான் இது வேணா ஆ அப்படி விளக்கத்துனா இது இங்கே சொல்லிட்டு இருக்கேன் இடத்துல ஒன்றும் ஆகாது என்ன ஆகும் தெரியாது காலையில் வச்சுட்டோம் எங்கள் ஆஃபீஸ் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டோமா Солнечный. அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு ஃபோட்டோஸை தம்பி அனுப்பிச்சு இப்பதான் தான் வளைச்சி வளைச்சி எடுக்கிறதா ம் வளைச்சி வளைச்சி எடுக்கிறதா photo you a very man. Good man. Good man. Good man.